அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம bank nifty future one minute chart பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபிஃப்டீன் ஸோ இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் ப்ரீஸ் டேனுடைய ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஸோ ப்ரீஸ் டே க்ளோசிங் அப்போ பைக்கால் ஜெனரேட் ஆச்சு அந்த ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு மார்க்கெட் எப்போ இறங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கால் செல் கால் எப்போ ஜெனரேட் ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஒன் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு கொஞ்ச நேரமாக மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே வந்துச்சு இப்போ நமக்கு தேர்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டயத்தில் நமக்கு டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது so red colour candle open ஆகிட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு sell at thirty four six seventy அப்படின்ட்டு நமக்கு செல் கால் வந்திருக்கு ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அடுத்து கீழே இருக்க red colour lines start line மேலே இருக்க line loss line first target பார்த்தீங்கன்னா உங்களுக்கு thirty four thousand five eighty four அப்படின்னு இருக்குது ஸோ எப்போ நமக்கு இந்த டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது so it's more than eighty five points so அதனால் இந்த ரேஞ்ச் எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் மேலே ட்ரேடிங் போய் இப்போ தான் ஃபஸ்ட் ஹார்ட்டை ரீச் அவுட் வந்து கொடுக்குது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் வந்து போச்சு கிட்டத்தட்ட மார்க்கெட் நிறைய வாலட்டைல் மார்க்கெட்டை நான் ஒரு ஒன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டு ரெக்கவரி கொடுத்து செல்லிங் ரேஞ்ச் போய் அதுக்கப்புறம் டவுன் வந்து தான் ஃபஸ்ட் டார்கெட்டு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரியும் ரொம்ப நேரம் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு கால் ஜெனரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூவ்மெண்ட்டே இல்லை அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சு நமக்கு இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank nifty weekly option thirty five thousand put option put option பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் செவன்ட்டி ரேஞ்சில் கால் வந்திருக்கு வந்தது இப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பிங்காக இருக்கும் இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் நல்லா பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ